இவ்வளவு நாள் என்ன ஏன் நான் பிசினஸ் பண்ணான்றத பார்க்க சொல்ல பைத்தியக்காரத்தனமா இருக்கு ஐயோ என்ன கேவலமா பிசினஸ் பண்ணிருக்கோம் நாம சே இதனால இப்ப நான் வந்து பிசினஸ் பண்றதையே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த அப்ஜெக்ஷன் முடிச்ச பிறகுதான் நான் ஆரம்பிக்கலான்ற எண்ணத்துக்கு போயிட்டேன் இந்த பர்டிகுலர் விஷயங்கள்ல ஏதாவது ஒரு லேக் இருக்கும் ஏன்னா இது கொண்டு போன விதமா இருக்கட்டும் சொன்ன கருத்தா இருக்கட்டும் பகிர்ந்துகிட்ட அனுபவங்களா இருக்கட்டும் அத்தனையுமே வந்து ரொம்ப தெளிவா துல்லியமா பிராக்டிக்கலா இந்த பர்பா இந்த இடத்துல ஓட்டை இருக்கு தைச்சிக்கோ இந்த அதில் பட்டன் போயிருக்கு இதில் காலர் இல்லை இதில் வந்து கஃப் மடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி in and out top to bottom இதை பற்றி ஃபுல்லாக ஃபுல்லாக ஸ்டெப் ஒன்ஸ் சோ இன்னைக்கு ஒரு குவாலிஃபை எப்படி பண்றது ஒரு ப்ராஸ்பெக்ட குவாலிஃபை பண்ணணும் எல்லாருக்கும் தெரியும் குவாலிஃபை பண்ணி தான் பிசினஸ் கொடுக்கணும் சரி குவாலிஃபை பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் சோ அது ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் இது ஒரு பர்ஃபெக்டா எப்படி பண்ணணும் ஒரு ஒரு ஷேப்ல எப்படி கொண்டாடணும் இதை வந்து இதோட ப்ளூ பிரிண்ட் என்ன இதை எப்படி கொண்டு போனா அந்த குவாலிஃபை அவங்க எப்படி நிறைய சொல்லுவாங்க சார் நம்மள்ட்ட வந்து பிளான் அவங்களா கேட்டதான் கொடுக்கணும் அவங்களா கேட்டதான் கொடுக்கணும் எப்பயா கேட்பான் அவன் எப்ப கேட்பான் வந்தா கேட்கவே மாட்டானே அப்புறம் கிட்ட நான் கொடுக்க சரி கண்டென்ட் ஒன்று அவ்வளோ வேல்யூபுளான கண்டென்ட் அவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு ஒரு விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன தெளிவில் என்ன ஒரு பர்டிகுலராக அந்த அந்த லாஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் யாருமே இந்த மாதிரி சொல்லவே இல்லையே எல்லாரும் பிளான் சொல்லு நம்பர் கணக்கு தான் பத்து பேர் பார்த்தாக்க ஒரு ஆள் கண்டிப்பா மாட்டுவான் அதே மாதிரி நூறு பேர் பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்துருவோம் அப்படியே நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போனீங்கன்னாக்க அப்படியே டவுன் லைன் ஓகே ஆயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போதெல்லாம் அது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் இது இது படிக்கிறதுக்கு நல்ல வேலை ஒரு நல்ல வேலை அந்த முடிவு எடுத்துட்டாரா பழனி அன்னைக்கு நீ படிச்சுட்ட பேமெண்ட கொடுத்துட்ட இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் இந்நேரம் நீயும் ஊர்ல ஒரு வேலை இருக்கிற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்க மாதிரியே நீயும் பண்ணிட்டு இருக்க